இருந்தாலும் தேசிய கொடியுடைய முக்கியத்துவம் கருதி இந்த நிலையத்திற்காக தேசிய கொடி அணி வழங்கிய ஒரே அணி இந்த ஐம்பத்தி நாலு அணி ஓகே இந்த முன்னாள் ராணுவத்தில் அப்படியே வரிசையை நிலங்கு பார்க்கலாம் இவங்க முன்னாடி அணிவகுத்து நிலங்கு பார்க்கலாம்